மேஜிக் வாழ்த்து அட்டை ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒரு மேஜிக் வாழ்த்து அட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுதான் அந்த மேஜிக் கிரீட்டிங் கார்டு இந்த வாழ்த்து அட்டையை தொட்ட உடனே என்ன ஆகுது பாருங்க அட இங்க தொட்டா மேல எல்இடி பல்பு e எரியுது சூப்பர்ல இந்த அட்டையை செய்யறது ரொம்பவே ஈஸி தான் வாங்க செய்யலாம் இதை செய்ய நமக்கு ஒரு ஏ ஃபோர் காகிதத்தால் கத்தரிக்கோல் ஒரு பட்டன் பேட்டரி மற்றும் எல்இடி பல்ப் e அப்புறம் சில அலுமினிய தகடுகள் இதெல்லாம் தேவை முதல்ல இந்த எல்இடி பல்புக்கு e கீழே இருக்கிற முனைகளை இந்த பட்டன் பேட்டரியோட சரியா இப்படி இணைக்கும் போது லைட் எரியும் எல்இடி பல்புக்கு e கீழே இருக்கிற முனைகளை வளைச்சு இரண்டு அலுமினிய பட்டைகளை இப்படி வச்சு இடது பட்டையோட கீழ் முனையில பட்டன் பேட்டரிய வச்சு வலது பட்டைய பட்டன் பேட்டரி மேல வலது புறமா வளைச்சு வைங்க இந்த வளைஞ்ச பட்டையை தொடும்போது இது பட்டன் பேட்டரியை தொடும் இப்போ இந்த சர்க்கியூட்ல கரண்ட் போய் இந்த எல்இடியை எரிய வைக்கும் இப்போ நாம ஒரு வாழ்த்து அட்டையை வரைவோம் ஒரு கிறிஸ்மஸ் மரமும் மரத்துக்கு மேல இந்த எல்இடி பல்பையும் வையுங்க நாம வச்சிருக்கிற சர்க்கியூட் எதுவுமே கண்ணுக்கு தெரியாம இருக்கணும் இது எல்லாமே காகித அட்டையோட ரெண்டு அடுக்குகளுக்கு இடையில மறைஞ்சு இருக்கணும் இப்போ பட்டன் பேட்டரிய அழுத்தி பாருங்க எல்இடி e எரியும் உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான மேஜிக் வாழ்த்து அட்டை தானே இந்த மேஜிக் வாழ்த்து அட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் குட்டீஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாய் குட்டீஸ் இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் மின்னோட்டமானது கடத்திகளால் இணைக்கப்பட்ட தொடர்ச்சியான மின் சுற்று வழியாகவே பாயும்